வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ ஓம் குருவே நமக்கு அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு முடிவை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அதுக்கான ஒரு குட்டி கதையிலேருந்து நம்ம முதல்ல ஆரம்பிச்சிருவோமே சரிங்களா நம்ம ஜோதிடம் சார்ந்து அந்த பதிவு சார்ந்து போகிறதுக்கு முன்னாடி குட்டி கதையிலேருந்து நம்ம ஆரம்பிச்சிடுவோம் ஒரு நாள் என்ன பண்ணுறோன்னா ஒரு நாள் வந்துட்டு புத்தர் வந்துட்டு தன்னோட சீடர்களோட ஒரு பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கார் குழுவோடு பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கார் அப்படி போயிட்டு இருக்கும்போது ரொம்ப களைப்பாகவும் இருந்துச்சு அவங்க வந்து ஒரு ஏரிக்கு பக்கத்தில் ஒரு அரசு மர நிழலை பார்க்குறாங்க அரசு மரமும் பார்க்குறாங்க கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் இரண்டு மூன்று மரங்கள் இருக்குது கொஞ்சம் இலைப்பாறுவதற்கு கொஞ்சம் கொஞ்சம் சுகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சீடர்களோட புத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே அங்கே போயிட்டு கொஞ்சம் இழைப்பார ஆரம்பிக்கிறாங்க புத்தர் ஒரு கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுறது கொஞ்சம் தாகம் எடுத்து தண்ணி எடுத்து வர சொல்கிறாரு அந்த ஏரியில் போயிட்டு சீடர்கிட்ட சீடர் என்ன பண்ணுறாரு ஒரு பானையை தூக்கிட்டு அந்த ஏரியை நோக்கி அவர் பாட்டுக்கு அந்த போயிட்டுருக்கார் அப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு ஒருவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மாட்டு வண்டியில் ஒரு விவசாயம் வந்து அந்த தண்ணியில் இறங்கி அப்படியே மேலே ஏறுறாரு தண்ணியில் கடந்து போகிறார் அந்த ஏரியில் உடனே கீழே இருக்கிற தண்ணி என்ன ஆகுனா தண்ணியில் இருக்கிற ம சேரு சகதி எல்லாமே கீழே இருந்து மேலே வந்து மிதக்க ஆரம்பிச்சிடுது தண்ணி ரொம்ப கலங்கி போயிடுச்சு சீடரை பார்த்துட்டு ஐயோ குருவுக்கு இப்போ எடுத்துகிட்டு போக முடியாதே இப்போ என்ன பண்ணுறது கொஞ்ச நேரம் பார்க்குறாரு தண்ணி அப்படியே சகதியாராக இருக்குது ரொம்ப அசுத்தமாக இருக்குது தண்ணி இல்லாமையே திரும்பி போயிடுறாரு குருக்கிட்ட புத்தர் சொல்கிறார் அப்போ சரிப்பா கொஞ்ச நேரம் உட்காரு அப்படின்னு சொல்கிறாரு ஒரு மணி நேரம் கழிச்சிட்டு போயிட்டு இப்போ இப்போ போய் என் தண்ணி எடு இப்போ போய் பார்ப்பா தண்ணி எடுத்துகிட்டு வரையா அப்படின்னு கேட்குறாரு உடனே சீட்டர் போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு புத்தர்கிட்ட கொடுத்துட்டாப்புல புத்தர் பார்க்குறாரு புத்தர் பார்த்துட்டு புத்தர் வந்து அந்த தண்ணியும் பார்க்குறாரு சீடரையும் பார்க்குறாப்புல பார்க்குறாப்புல ஒரு மெல்லிய குரலில் வந்துட்டு புத்தர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு தண்ணி சுத்தமாகிறதுக்கு நீ என்னப்பா செஞ்ச உடனே ஒரு நான் ஒன்றுமே செய்யலை சுவாமி நான் அதை அப்படியே விட்டுட்டேன் அது தானாகவே சுத்தமாச்சு சரி ஓ ஓ நீ அதோட போக்கிலேயே நீ அதை விட்டுட்ட அதுதான் தானாகவே அது சுத்தமாகிடுச்சு அதான் உனக்கு வந்துட்டு ஒரு தெளிஞ்ச நீர் ஒரு சுத்தமான நீரும் கிடச்சிருக்குது ஆமாம் சாமி அப்படின்னு சீடரும் சொல்லாப்புல அதே மாதிரி தான்ப்பா நம்மளோட மனமும் நம்ம எப்போ ஒரு குழப்பத்தில் இருக்கோமோ நம்ம ஒன்றுமே செய்ய தேவையில்லை நம்ம அடுத்தவங்ககிட்ட கேட்குறது அடுத்தவங்ககிட்ட கேட்டு நாம் இன்னுமே அதிகமாக குழம்ப ஆரம்பிப்போம் அப்போ இன்னும் தெளிவான பதில் கிடைக்க ஆரம்பிக்காது இன்னுமே தவறான முடிவுகள் தான் எடுப்போம் நீ எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு முடிவு எடுக்கத அந்த சூழ்நிலை முடிவு எடுக்க முடியாமல் இருக்கேன்னா ஒன்றுமே பண்ணாத அது தானாகவே அதுக்கான பதில் கிடைச்சிரும் நாம் வந்து நம்ம நம்ம மனதை அமைதிப்படுத்துறதுக்கும் நீ முயற்சி செய்யவே செய்ய வேணாம் அதுக்கான பதில் உன்னை நோக்கி தானாகவே வரும் சரியா மனரை சமாதானப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு அதுவுமே இன்னும் பிரச்சனையாகி உன் மன அளவில் சில பாதிப்புகள் தான் ஏற்படுத்தும் இதுதான்ப்பா வாழ்க்கை ஒரு முடிவு எடுக்கணும்னா நீங்கள் அது போக தானாக விட்டுரு அப்படின்னு சொல்கிறாரு புத்தர் இது என்னங்க இது எதுக்குங்க சம்மந்தமே இல்லாமல் இப்போ உங்ககிட்ட சொல்கிறீங்க சொல்கிறேன் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் பல பேர் உண்டு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம் இது சொல்கிறதுக்குனா நீங்கள் ஒரு பதிவாக போட்டிங்களா அப்படின்னு தெரியுது பல பேர் வந்து இது வெறும் ஒரு கதையாக பார்த்துட்டு போயிடுவாங்க ஆனால் இது ஏன் நடக்குது அது வந்து ஒரு வேறு ஏதோ ஒரு விஷயத்தை ரிலேட் பண்ணி நீங்கள் எப்படிங்க தொடர்பு படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத கேட்குறது எனக்கு தெரியுது நல்லாவே ஆமாண்ணா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படி தாங்க எனக்கு தோணுது அப்படின்னா இதே இன்னொரு பதிலும் நான் சொல்கிறேன் அதையும் கேட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஜோதிடத்தில் வந்து சந்திரன் என்ற கிரகம் சொல்லும் சந்திரன்னா என்னங்க உங்கள் ராசி உங்கள் ராசி தான் சந்திரன் பல பேருக்கு வந்து அஷ்டம சனி அஷ்டம அஷ்டமத்தில் சந்திரன் வர்றது அதெல்லாம் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் அப்படின்னா என்னங்க உங்களை மனதுக்கு பிடிக்காத விஷயங்கள் உங்கள் மனம் உங்கள் லைஃப்பில் இருக்காது உங்களால் நிதானமாக சிந்திக்க முடியாது மனம் சார்ந்த விஷயங்களில் பல சஞ்சலங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அது எல்லாருக்குமே இங்கே யாராக இருந்தாலுமே நூற்றுக்கு நூறு ஏதாவது ஒரு நாள் அப்படி ஏற்பட்டு தான் தீரும் சில இடத்துல தடுமாறுவங்க சில பேர் வெளியில் சொல்லாமல் வேணா இருக்கலாம் அப்போ என்ன பண்ணால் ஏன்னா அந்த சந்திரன் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படி செய்யும்போது அந்த ஒவ்வொரு நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமான நட்சத்திரமாக இருக்கும் சில நட்சத்திரங்கள் உங்களுக்கு வந்து எந்தவித பயனும் கொடுக்காம ஒரு தீமையை மட்டுமே கொடுக்கும் நட்சத்திரங்களாக இருக்கும் அப்படின்னா என்னங்க சந்திரன் வந்து அவ்வளோ நட்சத்திரம் போகிற வரைக்கும் அந்த நட்சத்திரத்தை கிடக்கும் வரையும் நம்ம வந்து எதுவுமே செய்யக்கூடாதா யோசிக்கக்கூடாதா ஆமாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரம்னா இது முப்பது நாளுங்க ஒரு மாதம் செய்யக்கூடாது அப்படி கிடையாது குறிப்பிட்ட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லாவே நீங்களே உங்களை பார்த்துருப்பீங்க இன்றைக்கி ஜாலியாக இருப்பீங்க நாளைக்கு கோவம் வரும் அடையே அதுக்கு அடுத்த நாள் வந்து அது ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க சில அடுத்த நாள் உடல்நிலை பிரச்சனை வரும் எதுவுமே இதுவும் கடந்து போகும் அனைத்தும் கடந்து போகும் அளவுதாங்க சந்திரன் இந்த விஷயம் உங்களை இன்றைக்கி திங்க் பண்ண முடியல அந்த சந்திரன் அந்த நட்சத்திரத்தில் பயன்படும் போது உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னா அதை விட்டுருங்க ஒரு நட்சத்திரத்தில் கிடக்கக்கூடிய காலகட்டங்கள் எவ்வளோங்க ஆக்சுவலாக ஒரு ராசியை கிடக்கிறதுக்கு இரண்டரை நாள் சந்திரன் எடுத்துக்கும் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தை கிடக்க அதிகபட்சங்க ஒரு நாள் ஒன்றரை நாள் ஒரு நாள் விட்டுருங்க அதுதான் புத்தர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு நீ தானாக விட்டுனா தானாக சரியாகும்ப்பா சந்திரனின் ஆளுமை அது எப்படி நீரோடு சேர்ந்து ஒன்றாக சொல்லியிருக்காரு அந்த அந்த டைமில் இது வந்துட்டு நான் ஒரு படித்த கதை தான் இதை வந்து இந்த ஒரு குட்டி கதைங்கிறத வந்து எப்படி வந்துட்டு நம்மளால் ஜோதிடத்தோடு ரிலேட் பண்ணிக்க முடியும் மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து செயல்படுத்தணும் பல பேர் வந்து கதையாக கேட்டுட்டு போகிறீங்க ஆனால் செயல்படுத்த மாட்டேங்கிறீங்க சரி உங்களுக்கு பல பேருக்கு இந்த மாதிரி இருந்துருக்கும் தேவையே இல்லாமல் டென்ஷனாக இருப்பீங்க தேவையே இல்லாமல் எனக்கு டல்லாக ஆகுதுங்க அப்படின்னா யார்கிட்டையும் போயிட்டு கேட்காதீங்க மெடிடேஷன் பண்ணுறது அதை பண்ணுறது எல்லாத்தையுமே விட்ருங்க சிம்பிள் சும்மா இருக்கிறது ரொம்ப ஈஸி தான் ஜா அமைதியாக படுத்து தூங்குங்க படுத்து தூங்கிட்டு அந்த ஒரு நாள் விட்ருங்க அடுத்த நாள் பாருங்கள் நீங்கள் இரு முன்னாடி இரண்டு இருக்கும் இப்போ ரெண்டு இருக்கும் சம்மண்டமே இல்லாத மாதிரி ஒரு எண்ண அலைகளை கம்ப்ளீட்டாக மாறிடுவோம் அதே மாதிரி அவர் என்ன சொல்லியிருப்பார்னு இன்னொன்று சொல்லியிருப்பார் முடிவு எடுக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த முடிவு நீங்கள் வந்து உங்கள் மனதை சமாதானப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போகிறது மாத்திரையை போடுறது அப்படிலாம் மெடிடேஷன் பண்ணுறோமா அந்த அதுவுமே அவர் சஜஸ்ட் பண்ணல எதுவுமே பண்ணல ஒன்றுமே பண்ணாதீங்கப்பா இது எவ்வளோ சுலபமான வழிங்க ஒரு முடிவு எடுக்கும்போது ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் அதிகமாக நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நீங்கள் உங்களுக்கு பதில் தெரியலை நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலனா அதுக்கான பதில் தானாக கிடைக்கப்பெறும் அதுக்கிற நேர்மறை எண்ணம் நேர்மறையாக சிந்திக்கணும் எதிர்மறையாக சிந்திச்சிங்கன்னா அதுக்கே நீங்கள் அடிமையாகி அதுவே உங்களுக்கு பிரச்சனைக்குள்ளாகிவிடும் சரியா நண்பர்களே நம்ம இதே மாதிரி ஒரு அடுத்த ஒரு பதிவில் நம்ம இன்னமும் சந்திப்போம் ஒரு குட்டி கதையோட உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவ ஓம்